வணக்கம் தமிழ் விக்கிபீடியாவில் தமிழில் எப்படி தட்டச்சு செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் விக்கிபீடியாவோட ஒவ்வொரு பக்கத்துலேயும் இடது பக்கம் கீழே வந்தீங்கன்னா இந்த மொழிகளில் மற்ற மொழிகள் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சக்கரக்குறி இருக்குது மொழி அமைப்புகள் அதை சொடுக்குங்க உள்ளீடு அப்படிங்கிறத தேர்வு செய்யுங்க இதில் நீங்கள் என்ன முறையில் தட்டச்சு செய்கிற விரும்பிங்கிறத தேர்ந்தெடுக்கலாம் எழுத்துப்பெயர்ப்பு அப்படிங்கிறது என்னென்னா ஏஎம்எம்ஏ அப்படின்னு அடித்தா அம்மான்னு வரும் நம்ம வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸில் தங்கிலீஷில் எழுதுகிறோம் இல்லைங்களா அதே முறையில் நீங்கள் எழுதிங்கன்னா இங்கே தமிழில் காட்டும் இந்த பெயர்ப்பு முறையில் எந்தெந்த விசையில் அழுத்தினா எந்தெந்த எழுத்து வரும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு இந்த ஹவு டு யூஸ் அப்படிங்கிற இணைப்பு பாருங்கள் எடுத்துக்காட்டுக்கு க அப்படின்னு அடிக்கணும்னா கேஏ அடிக்கணும் காவன்னு அடிக்கணும்னா கேஏஏ அல்லது கே கேப்ஸ் ஏ அல்லது ஷிஃப்ட் போட்டு ஏ அடிக்கணும் இது மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன விசைகளை அழுத்தணுங்கிற பட்டியல் வந்து இங்கே இருக்குது இதை நீங்கள் பார்த்து பயன்படுத்தணும் நீங்கள் தமிழ் டைப்ரைட்டிங் கற்றுருந்தீங்கன்னா பாமினி முறையை தேர்ந்தெடுக்கலாம் இல்லை உங்ககிட்ட ஏ கலப்பை என்ஹெச்எம் ரைட்டர் எழுத்தாணி இது மாதிரி எல்லா தளங்கள்லேயும் எழுத நீங்கள் பயன்படுத்துகிற விசைப்பலகை இருக்குது கூகுள் விசைப்பலகைகள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொந்த விலை விசைப்பலகையை பயன்படுத்து அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கலாம் இப்போ நான் எழுத்து பெயர்ப்பு முறையை தேர்ந்தெடுத்துட்டு அமைப்புகளை பயன்படுத்து அப்படின்னு கொடுக்குறேன் இப்போது நம்ம தமிழில் தட்டச்சு தொடங்கலாம் விக்கிபீடியாவில் எந்தெந்த இடத்துலலாம் ஒரு உரை பெட்டி இருக்கோ டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் தொட்டிங்கன்னா தானாகவே தமிழ் எழுத ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் ஏ அடிக்கிறேன் ஆ வருது எம் அடிக்கிறேன் இம் வருது இன்னொரு முறை எம் அடிக்கிறேன் இம் வருது இன்னொரு முறை ஏ அடித்தா ஆ திருப்பி இன்னொரு ஏ அடித்தா ஆ ஆவண்ணா ஸோ நெடில் வரணும்னா ரெண்டு முறை அடிக்கணும் இப்போ நீங்கள் ஒவ்வொரு முறை தட்டச் செய்யும் போதும் இந்த கீழே பாப்பப் போகிறோம் அதில் வந்து நீங்கள் என்னென்ன விசைப்பலகையை மாற்றணும் செயல் அமைப்புகளை மாற்றணும்னா நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கொள்ளலாம் ஒரு முறை தமிழில் நீங்கள் எழுதிட்டு இருக்கும்போது மீண்டும் ஆங்கிலத்துக்கு மாறணும் அப்படின்னா கண்ட்ரோல் எம் அப்படிங்கிற விசையை அழுத்துங்க கண்ட்ரோல் விசை எம் விசை இரண்டையும் சேர்த்து அழுத்துங்க எம் வந்து மாடிஃபிகேஷன் நினைவச்சுக்கலாம் கண்ட்ரோல் எம் இப்போ ஆங்கிலத்துக்கு மாறிடும் மீண்டும் நான் வந்து கண்ட்ரோல் எம் அழுத்துகிறேன் தமிழுக்கு மாறும்